குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ ஓம் குருவே நமக வணக்கம் நண்பர்களே இல்லை நான் பார்க்க போவது உண்டு கிரக யுத்தம் கிரக யுத்தம் என்றால் என்னங்க அப்படின்னு பார்ப்போம் இப்போ ஒரு அறையில் நான்கு பேர் இருக்காங்க நான்கு பேரும் ஒரே இடத்துல ஒரே பட்ட நாலஞ்சு டைல்ஸ் இருக்குன்னு வைங்க ஒரே டைல்ஸ் நாலஞ்சு பேர் கால் வச்சு சரிங்களா வச்சுட்டு சண்டை போட்டால் அப்படி அந்த மாதிரி தான் ஒரு கிரகம் ஒரு பாவத்தில் இப்போ தனுசு லக்னம் வச்சுங்க தனுசு லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தில் இரண்டு மூன்று கிரகங்கள் இருக்குது முப்பது டிகிரி இந்த முப்பது டிகிரியில் சில ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இருக்கும் இல்லை ஒரே நட்சத்திர பாதத்தில் இரண்டு மூன்று கிரகங்கள் சூரியன் சுக்கிதன் புதன் இந்த மூன்று கிரகங்கள் ஒரே நட்சத்திர பாதத்தில் இருந்தால் அந்த கிரகத்தின் தசா புத்தி காலங்களில் எந்தவித பயனும் இருக்காது உங்களால் லாபம் பெற இயலாது அது ஏதோ ஒரு வகையில் மற்ற கிரகத்தால் வலிமை பெற்றால் ஒழிய ஒரு சுமூகமான பலன் இருக்கும் அந்த நேரத்தில் உங்களுக்கு நடப்பது எல்லாமே கிடைத்தும் கிடைக்காமலும் உங்களுக்கு வந்து அது சந்தோஷப்படுத்தா சந்தோஷம் இல்லாமலும் திருப்தி இல்லாமலும் நீங்கள் நினச்சிற மாதிரி இல்லை உங்களுக்கு எதிரான பலன்களாக நடக்கும் இயல்பாகவே சரிங்களா சரிங்க இப்போ வந்துட்டு மூணு டிகிரியில் செவ்வாய் இருக்குது நாலு டிகிரியில் சனி இருக்குது இரண்டு டிகிரியில் வந்து குரு இருக்குது அப்படின்னா கு இந்த செவ்வாய் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்படுற ஒரு பக்கம் சனி பா ஒரு பக்கம் சனி இருக்குது ஒரு பக்கம் குரு இருக்குது அப்படின்னா இல்லை ஹையஸ்ட் டிகிரியில் இப்போ இரண்டு மூணு நாலு நாலாவது டிகிரியில் சனி இருக்குது இந்த சனி என்ற கிரகம் அந்த ஜெயிக்கும் அப்படின்னா சனியின் காலத்தும் தான் அதிகமாக ஓங்கி இருக்கும் தனுசு லக்னத்துக்கு சனி பா நல்லது செய்வாரா கெட்டது செய்வாரா அந்த அமைப்பில் இருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த சனியின் நல்லதும் கெட்டதும் தான் அதிகமாக வெளிப்படும் செவ்வாய் வலிமை இழந்து விடுவார் செவ்வாயால் நல்லது செய்ய இயலாது அப்போனா செவ்வாய் வந்து ஐந்து பனிரெண்டுக்குரியவர் வந்து உங்களுக்கு ஒரு செலவராக வைப்பார் குடும்பத்தில் ஒரு பிரிவு வைப்பார் இரண்டாம் பாவத்தில் இருக்கார் உங்களுக்கு ஒரு பயணத்தை தான் கொடுப்பார் இந்த மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும் ஒரே நட்சத்திர பாரத்தில் மூன்று கிரகங்கள் இருப்பது நல்லது கிடையாது அப்படி இருந்தால் அந்த கிரகத்தின் நல்லதும் கெட்டதும் மிக கெட்டது மிக அதிகமாக நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அது தானாக நடக்க ஆரம்பிக்கும் சரிங்களா அனுபவத்தில் பார்த்து விட்டு ஒரு தான் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க நன்றி ஓம் சிவ ஓம்